ஓசியில சோறு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுறதா Lady Baga. happy. Cool down, cool down, cool down. உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா ஸ்ட்ராங்கு பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக் எவ்வளவு disturbance Attention dog. You are no match for my power. Surrender now. Dangerous இவனை கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணு பொண்ணை பக்கத்துனா பொறுக்கிய பத்து விட்டுருக்காங்க ஃபீலிங்கா என்ன என்ன ஃபீலிங்கு அப்ப யாரு ஓசியில சோறு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுறதா <laughs> Lady Bugger. happy. Cool down, cool down, cool down. வெளியே போங்கடா ஐயோ ராஸ்கல்களா போடா பண்ணி போடா பண்ணி போடா பண்ணி சும்மாறா சொட்ட தலையா என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணலையே நீங்க எங்க போறீங்க ஆணி புடுங்க ஆணியே புடுங்க வேணாம் வருவான்னு பார்த்தா நோஸ் பண்றான் டேஞ்சரஸ் இவனை கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் oh அட வெக்கம் கட்டுவீங்களா இந்த மாதிரி கலர் எல்லாம் போடுறதுக்கு உனக்கு தகுதி வேணும்டா கருவாப்பையில பொண்ணை பக்கத்துனா பொறுக்கிய பத்து விட்டுருக்காங்க give respect take respect okay தேவை உள்ளான்னு தேவையில்லாதான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாதான் போய் புடுங்க போ Woke up! Veli pongra, yo te rascal gala.